உங்ககிட்ட அட்டம் புடிப்பிய லோல்டு பண்றான் பாரு எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல அந்து போச்சு எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல அந்து போச்சு அப்படியே ஒரே ஒரு நடவு ஊட விடு பத்திக்குமா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஹாப்பி கூடாம் கூடாம் கூடாம் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு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 ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோனமுத்தா டேய் இவருக்கு இதான் வேலை ஸ்பீக்கிங் இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில too much pretty much ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல் நீங்க எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியா புடுங்க வேணாம் வாங்கடா mango! Huh? Hey! You, you, you! I pull up the idiot of the pull up the ass! Ass! Ass! Ah! Ah! 아야 Nonsense goes about 在操场等你，夏天真的是闷的可以，带你吃吃草莓冰淇淋。如果你有一点坏心情。அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நீங்க ரொம்ப ரொம்ப தப்ப பிகரா இருக்கீங்க இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் எழுதலாமா How are you? ஆரம்பிச்சாண்டா I am Swain. I am from. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு நல்லா கேக்குறாங்கயா டிடிஎல் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்